வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லட்சுமிஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது இன்று நாம் பார்க்க போவது வந்து ராகுக்கு எது பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த ராகு பயிற்சி இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா இப்போ மீனராசிக்கு வந்து அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் காலை எட்டு முப்பது மணி அளவில் மிருணத்தில் இருக்கும் ராகு ரிஷபத்திற்கும் தனுசுவில் இருக்கும் கேரு விருச்சகத்திற்கும் வருகிறது எப்பயுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் ராகு கேருக்கு ராகு கேரு கிரகங்கள் பின்னோக்கி தான் நகர்ந்து செல்லும் முன்னோக்கி வராரு சரிங்களா தாக்க தான் அடுத்து அந்த பயிற்சி வந்து இவர்களுக்கு இந்த மாதிரி இது வந்து இவர்களுக்கு இவர்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் ஜாதகத்துலேயும் ஒன்பதாம் இடத்துலையும் ராகு கேது இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகர்களுக்கு ஜாதகர்களுக்கு மூன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சார்ந்த பலன்கள் மட்டுமே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மூன்றாம் பாவம் அதாவது இப்போ மீன் நல்லா பாருங்கள் படத்தில் காமிச்சிருக்கிறேன் அந்த ரிஷபத்துலேயும் விருச்சகத்துலேயும் உங்களுக்கு எந்த கிரகமே இருக்கக்கூடாதுங்க இருந்தால் ஆனால் பலன் முழுவதுமாக மாறுபடும் முக்கியமாக ராகு அந்த இடத்துலையும் ஏற்கனவே உங்கள் ஜனன ராகு ஓ இல்லை கேதுவோ ரிஷபத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருந்தால் இந்த பலன் நம்ம சொல்கிற இப்போ பலன் வந்து நூற்றுக்கு நூறு சரியாக புரண்டி வரும் சரிங்களா அதை வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும் சூரியன் இருக்கும் அந்த கிரகங்கள் ஒரு கிரகங்கள் ஒரு கிரகத்தை கடக்கும் பொழுது அதன் சார்ந்த பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க என்னங்க இது கோச்சார பலன் கோச்சார பலன் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பொருண்டும் உங்கள் ஜனன ஜாதகத்தை வைச்சு தான் இந்த கோச்சார பலன் எப்படி வேலை செய்யுது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கணும் நான் மட்டும் இல்லைங்க இந்த யூடியூப்பில் எந்த வீடியோ போட்டாலுமே இது வந்து ஐம்பது சதவீதம் தான் பொருந்தும் அதை மீறி அப்படி நடக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க அது எதேச்சியாக நடந்திருக்கலாம் சரிங்களா இது ஏன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ இவ்வளோ தெளிவாக நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா வருஷம் வருஷம் எல்லாருமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதை யாரும் தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு ஆரங்கம் தான் சரிங்களா ஆனால் ராகுகேது பயிற்சி ஒரு எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலையும் பெரும்பவரையும் ஒரு மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வந்துடும் நான் பா பார்த்த வரையில் அது அப்படி தான் நடந்திருக்கு சரிங்களா அது ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக போகும் இல்லை பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக போகும் ஆனால் ட்ரான்சிஷன் பீரியட்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ ராகு இப்போ மூன்றாம் இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா மூணாம் இடம் என்னங்க மூணாம் இடம் என்னன்னு அங்கே பாருங்கள் மூன்றாம் பாவம் என்ன குறிக்கும் உங்கள் எழுதும் திறன் உங்கள் எழுத்து தகவல் தொழில்நுட்பம் அதாவது நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க கேஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா computer mobile phone mobile phone அப்புறம் ஏதாவது ஒரு ஃபோன் ஏதாவது ஹெட்செட்டு இது எல்லாமே வந்துட்டு கேட்ஜெட்ஸ் எல்லாமே மூன்றாம் பாவத்தை சார்ந்தது அப்புறம் வந்து குறுகிய பயணம் ஒரு ஷார்ட் ட்ராவல் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது இடமாற்றுறது இடமாற்றம் வீட்டுக்காக சில வேலை செய்யணும் வீட்டுக்காக சில செலவு இருக்குது அது எல்லாமே மூன்றாம் பாவம் அப்புறம் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் பாவம் உங்களோட டெய்லி ஹேபிட்ஸு அப்படின்னு சொல்லும் இல்லையா அது எல்லாமே மூன்றாம் பாவம் உங்களுடைய வீரியஸ்தானம் உங்களை நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க உங்களோட தனித்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தும் பாவம் மூன்றாம் பாவம் அப்புறம் உங்கள் உறவு முறைன்னு வந்துட்டுச்சுன்னா அது மாமனாரையும் சகோதரரையும் குறிக்கும் பாவம் மூன்றாம் பாவம் தான் சரிங்க இப்போ ராகு வந்துருச்சு மூன்றாம் பாவத்தில் ராகு வந்துருச்சு இதனால் எனக்கு என்ன பலன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க மூணு ஆறு ஒம்பது பதினொன்றில் ராகு இருந்துட்டான் வந்து நல்ல பலன் சொல்கிறாங்களே அப்படி எனக்கும் ரொம்ப நல்ல பலனா மீனராத்தில் திருப்பியும் சொல்கிறேன் பொது பலன் ஐம்பது சதவீதம் தான் எடுத்துக்க எடுத்துக்கோங்க அதுக்குமே எடுத்துக்காதீங்க இது வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவும் சொல்லலை நெகட்டிவும் சொல்லலை ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா மூன்றாம் பாம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க வரும் காலத்தில் உங்களுக்கு உங்கள் கேட்ஜெட்ஸ் மூலயமா ஒரு நன்மை கிடைக்கலாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் சொல்ல இல்லையா அந்த டிரான்சாக்ஷன் ப்ரோக்கரேஜு ஆன்லைனு இதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கெயின் ஆகிடுவீங்க இதுதான் மூன்றாம் பாவம் சொல்லும் விஷயம் ராகு இருக்கிறனால ராகு உங்களுக்கு எப்படியாவது அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் என்னை ஈடுபடுத்தி வைக்கும் சரிங்களா மூன்றாம் பாவம் என்பது ஒரு விஷயத்தை கடத்தி செல்லுதல் அப்புறம் வந்து இடமாற்றம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ரெண்டு முயற்சியை நீங்கள் எடுக்கலாம் இது எல்லாமே உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குது உங்கள் ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்பதாம் பாவம் கேது ஒன்பதாம் பாவம் கேது என்ன சொல்ல வர்ற கோச்சாரத்தில்னால் நீங்கள் வந்து ஆன்மீக பிரயாணம் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம் முதல்ல ஒன்பதாம் பாவம் என்பது அயல்நாடு பிரயாணம் ஒரு ஆன்மீக பயணம் ஒரு கா காலேஜ் காலேஜ் படிக்கிறவங்களாம் அந்த ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே உயர்நிலை கல்வி எல்லாமே ஒன்பதாம் பாவம் ஒரு வேலையிலிருந்து மாற்றம் தண்டை தண்டை சாணத்தை குறிப்பது அப்புறம் வாழ்க்கை துணை உங்கள் கணவனோ மனைவியோ அவர்களின் சகோதரர் இது எல்லாமே ஒன்பதாம் ஒரு உயர்நிலை ஒரு நல்ல பொசிஷனு ஹை ஆத்தாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் இந்த ஒன்பது இந்த மூ ஒன் மூணில் கே ராகு இருக்கன்னா உங்களை அதீத அதீதமாக ஈடுபட வைக்கவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது என்ன சொல்லுறதுன்னா உங்களை உங்களுக்கு அரைஞ்சார்ந்த விஷயத்தில் விரக்தி ஏற்படுத்த வைக்கும் ஒரு தனியாக பிரித்து வச்சிடும் இப்போ கேருடசைலாம் நடந்துச்சுன்னு வைங்க இப்போ கோச்சாரம்பத்துலேயும் ஒன்பதில் கேது வந்து கேருடசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை உறவினர்களை விட்டு பிரித்தோ இல்லை வெளிதேசம் பிரயாணம் செய்தோ இல்லை தனியாக ஒரு இடத்துக்கு வேலை இடமாற்றம் செய்தோ ஏதாவது ஒன்று நகட நடக்கும் இதில் வந்து சில பேர் வந்து நெகட்டிவ் எடுத்துப்பாங்க சில பேர் பாசிட்டிவ் எடுப்பாங்க வெளி வெளிநாடு போகிறது அது உங்களின் பார்வையை பொறுத்து தான் அது இருக்குது அது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு இப்போ வந்துட்டு திருப்பியும் பார்ப்போம் மூணில் இருக்கும் ராகு ஒன்பதில் இருக்கும் கேரு இந்த மூணில் இருக்கும் ராகுங்கிறதுனால நீங்கள் மூணாம் பாவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளோ நல்லது செய்யலாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சரிங்களா மூன்றில் ராகு இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்குங்க ப்ரோக்கரேஜ் இல்லை நீங்கள் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நெட்ஒர்க் ஆகலை நீங்கள் சரி சரி பண்ணுறீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க சரிங்களா இதை வாங்கி ஒரு மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகி புதுசாக வாங்குறது ஒரு நல்ல விஷயந்தான் சரிங்களா அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஃபெசிலிட்டி தெரியும் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் மூன்றாம் பாவம் அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாம் பாவம் கேது ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் யாராரும் உங்களை ஃபாரின் கூப்பிட்டு போகிறேன் ஃபாரின் கூப்பிட்டு போகிறேன் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் உண்டாகும் இவ்வளோ இப்போ இந்த படிப்பு போய் படி இந்த படிப்பு படித்தா உனக்கு நல்லா ஒன்றும் அப்படின்னு சொன்னால் கவனமாகும் இப்போ தந்தை வந்து சில விஷயங்கள் கேட்குறாங்க எனக்கு இவ்வளோ பணம் கொடு இல்லை இவ்வளோ ஹெல்ப் பண்ணு இல்லை அவங்கள நம்பி ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்கள நம்பி இந்த ஒன்பதாம் பாவம் ஆன்மீகம் எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் பண்ணவே வேணாம்னு சொல்ல சரிங்களா ஒரு ரெண்டு முறை ஒரு நாலு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்களில் ஏன்னா இந்த ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இயல்பலி இந்த டைமில் என்ன பண்ண ஆசையை தூண்டும் இந்த ஆசையை தூண்டி விட்டு கேதுவோட முக்கியமான குணமே உங்களுக்குள்ள ஒரு அதீதமான ஆசை என்ற தோற்றத்தை உருவாக்கி அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஈடுபட வச்சு அதிலேருந்து உங்களை பிரித்து எடுத்துக்கிறதான் கேது கட் பண்ணி எடுத்துரும் இவ்வளோ ஆசைப்பட்டீங்களே இவ்வளோ ஃபாயின் போகணும் இவ்வளோ போகணும் அது எல்லாமே கொடுத்துட்டு அது நடக்காமல் எல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு தனிமையில் வச்சுட்டோ இல்லை அதெல்லாம் ஏமாண்ட ஒரு சூழ்நிலையை கேது உருவாக்குறது தான் ஒன்பதாம் பாவம் இது தாங்க ஒரு மேலோட்டமான அதாவது நான் இப்போ சொல்லியிருக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரட்டாக அப்படிலாம் இல்லவே கிடையாது இது வந்து மூணு ஒன்பது என்ன பலன் அப்படின்னு நீங்கள் இந்த இது மட்டும் இல்லை நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் கணிக்கலாம் ராகிக்கு இது பயிற்சி நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு நீங்களே கணிக்கலாம் இது அடுத்த ஸ்டெப் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு அடுத்தது சொல்கிறேன் இப்போ வந்துட்டு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்குது சூரியன் இருக்குது மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது சூரியன் இருக்குது அந்த செவ்வாயும் சூரியனையும் ராகு கிராஸ் பண்ணி போகிறாரு அந்த செவ்வாய் மேலே ராகு போகிறாருன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் என்ன என்ன இரண்டு ஒன்பதுக்குரிய செவ்வாய் வந்து மூணில் இருக்கிறனால பணத்தை இழப்பீர்கள் இல்லை அதில் உங்கள் தண்டை வழி எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இல்லை கீழே உழுவுவாங்க இல்லை சர்ஜரி அவங்களுக்கு அண்டர்க்ரோ பண்ணுவாங்க இல்லை செவ்வாய் சகோதரனை குறிக்கும் சகோதர உறவு வந்து ஆக்சிடென்ட் வரும் இல்லை அவங்க கடன் அவங்களே கடன் ஏற்படும் சரிங்களா இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா இப்போ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவாக மாறுதுன்னு பார்த்தீங்களா இதனால தான் கோச்சார பலன் எடுக்கும் பொழுது எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் துல்லியமாக கரெக்டாக பார்க்குறீங்க அந்த அளவுக்கு வரும் அடுத்தது கேது அதே அதே பலன் தான் கேதுவுக்கும் இப்போ கேது கேது கூட ஏதாவது கேது உண்டு செவ்வாயையோ இல்லை சூரியனையோ ஒரு கிரகத்தை கிராஸ் பண்ணி வருவது இல்லை அதை கடந்து செல்லுது ஏன்னா அரண் மூலமாக ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கும் இப்படி தாங்க இதுதாங்க ராகுகேதம் இது வந்து உங்களுக்கு மற்ற ராசிகள் ஒருவேளை மற்றவர்களுக்கு இன்னும் நீங்கள் வேறு ராசி பார்க்கும்போது சந்திரன்னா சந்திரன் மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான பாதிப்பை உண்டு செல்லும் இது யாருக்கு அந்த டைமில் நடக்கும்னா இப்போ வந்து விருச்சகத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு அதெல்லாமே நடக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சினாவே நீங்கள் பயப்பட தேவையே இல்லை எப்போ நீங்கள் வந்து ராகுகேது பயிற்சினா உங்களுக்கு நடப்பு ராகு தசை இல்லை ராகு புட்லி கேது தசை கேது புத்தினா கண்டிப்பாக இந்த மூணு ஒன்பதுக்குரிய பலன்கள் தசையின் மூலமாகவும் கோச்சாரன் மூலமாகவும் உங்களுக்கு அனுபவத்தில் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம் நன்றி ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்